ஏசையா ஏசையா உமது ஆவி என்மேல் பொழிந்திடுமே ஏசையா ஏசையா உமது ஆவி என்மேல் பொழிந்திடுமே உம்ரத்தத்தை ரசமாக்கினீர் உம் உடலினே മനസ്സിലാക്കിനി ഉംരത്തത്തെ രസമാക്കിനി ഉടലിനെ ഉളവാക്കിനി പാടുകളോ உனக்காகவே இசையா இசையா இசையா உமது ஆவி என்ன பொழுந்திடுமே இசையா இசையா உமது ஆவி என்ன பொழுந்திடுமே